வணக்கம் இல்லற புனிதர் தேவசகாயம் இந்தியாவின் தெற்கு முனை என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தவர் வாசுதேவன் இவர் அங்குள்ள சிவன் கோவிலில் பூசாரியாக இருந்தவர் இவருடைய மனைவி தேவகி அம்மாள் இத்தம்பதியருக்கு ஆயிரத்தி எழுநூற்று பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் மகனாக பிறந்தார் நீலம் என்ற நீலகண்டன் இந்து சமயத்தில் பக்தி உள்ளவராக விளங்கினார் நீலகண்டன் நிலபுலன்கள் அதிகம் விவசாயம் செய்து வந்தார் விவசாயம் கை கொடுக்காததால் ஏழையானார் அந்த காலத்தில் இந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இருந்தது தமிழ் மலையாளம் வடமொழி ஆகியவற்றையும் வர்மசாஸ்திரம் சிலம்பம் மல்யுத்தம் குதிரையேற்றம் அம்பு எய்தல் அடிமுறைகள் சண்டை பயிற்சி போன்ற பல கலைகளையும் முறையாக கற்றவர் நீலகண்டன் ஆயுத பயிற்சியும் போர் பயிற்சியும் பெற்ற நீலகண்டன் திருவிதாங்கூர் மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மா படையில் சில ஆண்டுகள் போர் வீரராகவும் இருந்தார் இவரது திறமைகளை கண்டு வியந்த மன்னர் இவரை தமது அரசவை அதிகாரியாக நியமித்தார் இதனால் நீலகண்டன் பத்மநாபபுரம் அரண்மனையைச் சுற்றிலும் கோட்டை கட்டுமான பணிகளை கண்காணித்தார் மேலும் அவர் அங்குள்ள நீலகண்டசாமி கோவில் அதிகாரியாகவும் இருந்தார் இந்த நிலையில் அவரது குலத்தைச் சேர்ந்த பார்கவி என்ற பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு திருவிதாங்கூர் படைகளுக்கும் டச்சு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற போரில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மரிடம் டச்சு படை தளபதி பெனடிக் டில்லனாய் சரணடைந்து போர்க்கைதியானார் அவரது குணமும் செயல்பாடுகளும் மன்னரை ஈர்க்கவே பிற்காலத்தில் மன்னர் அவரை தமது படைத்தளபதியாக நியமித்தார் கத்தோலிக்க கிறித்தவரான திலனாயுடன் நீலகண்டனுக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் நெருங்கிய நண்பர்களாயினர் நீலகண்டன் தனது சொந்த வாழ்க்கையில் பல இழப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளான போது டிலனாய் தான் அவருக்கு ஆறுதலாக இருந்தார் அப்போது டிலனாய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் கிறிஸ்தவர்களின் புனித நூலான திருவிவிலியத்தில் உள்ள யோபுவின் வரலாறையும் மேற்கோள் காட்டி ஆறுதல் கூறினார் இந்த விளக்கம் நீலகண்டனுக்கு பிடித்து போனதோடு அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியது அதோடு நில்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக அறியவும் திருமுழுக்கு பெற்று கிறித்தவ மார்க்கத்தை தழுவவும் அவர் ஆவல் கொண்டார் இதை டிலனாயிடம் வெளிப்படுத்தினார் பெனடிக் யூஸ்டாச்சியாவின் வாழ்க்கையும் லாசுரவின் வாழ்க்கையும் அவரை திருமுழுக்கு பெற தூண்டின திருமுழுக்கு பெறும் வகையில் ஆயத்த பயிற்சிக்காக அதிகாரி டிலனாய் அவர்கள் தேவசகாயத்தை அன்றைய பாண்டிய நாட்டின் பகுதியாக இருந்த இன்றைய நெல்லை மாவட்டத்தின் வடக்கன்குளத்திற்கு அனுப்பினார் திருமுழுக்குக்காக ஒன்பது மாதங்கள் பயிற்சி பெற்றார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு மே திங்கள் பதினான்காம் நாள் வடக்கன்குளம் மரியன்னை ஆலயத்தில் சேசசபை குருவானவர் முன்னிலையில் திருமுழுக்கு பெறப்போகும்போது என்னை முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன் இயேசுவை என் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற முடிவெடுத்துள்ளேன் காலத்தால் முன்குறித்து வைத்த இறைவன் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் எந்த சூழ்நிலையிலும் இப்பாதையிலிருந்து விலக மாட்டேன் இப்பாதையை தேர்ந்தெடுக்க யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை இறை தூண்டுதலால் உந்தப்பட்டு எனது சொந்த விருப்பத்தால் இப்பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்றார் குருவானவர் திருமுழுக்கு கொடுத்தார் திருமுழுக்கு பெற்றபின் தனது மனைவி பார்கவியையும் அங்கு அழைத்துச் சென்று திருமுழுக்கு பெறும்படி செய்தார் அவருக்கு ஞானப்பூ என்று பெயர் சூட்டப்பட்டது திரேசா என்ற சொல்லின் தமிழ் ஞானப்பூ என்பதாகும் திருமுழுக்கு பெற்ற பிறகு கணவரும் மனைவியும் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள் பலர் மனம் மாறினார்கள் சில படை வீரர்களும் மனம் மாறி கிறித்தவர்கள் ஆனார்கள் கிறித்தவத்தை தழுவிய பின்னர் தேவசகாயமும் அவரது மனைவியும் ஏழைகளின் வாழ்வு முன்னேறவும் சாதிய கொடுமைகளை கண்டித்தும் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தும் குரல் கொடுத்தனர் மனிதர் அனைவரும் சமம் சாதி மதம் சமுதாயம் ஆகியவற்றின் பெயரால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேசுவதும் செயல்படுவதும் தவறு என்று மக்களுக்கு போதித்து வந்தார்கள் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களோடு நெருங்கி பழகி உண்டு உறவாடினார்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தார்கள் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பதை கைவிடவே இல்லை தன்னை நாடி வந்தவர்களுக்கு இறைவனிடம் வேண்டுதல் செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அற்புதராக திகழ்ந்தார் தேவசகாயம் இதனால் அவருடைய புகழ் மேன்மேலும் பரவியது திருவிதாங்கூர் அரசர் கிறித்தவத்தை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் இந்து சமயத்திற்கு வா என்று அழைப்பு விடுத்தார் ஆனால் தேவசகாயம் கிறிஸ்தவத்தில் உறுதியாக இருந்தார் இவரை தொடர்ந்து பலர் கிறித்தவத்திற்கு வந்தார்கள் உறவினர்கள் சினம் கொண்டனர் மறைந்திருந்து தாக்கினர் அவதூறாகவும் பேசினார்கள் அந்நியருக்கு அடகு வைத்து விட்டார் என்றனர் தேவசகாயத்தின் நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்த ஆதிக்க சக்தியினரும் மன்னர் தரப்பினரும் அவரை அழிக்க முடிவு செய்தனர் இதையடுத்து ராஜ துரோகியாகவும் குலத்துரோகியாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் தேவசகாயத்தின் பதவிகள் பறிக்கப்பட்டன ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேவசகாயம் தேச துரோகம் செய்துவிட்டார் என்று காரணம் கூறி அரசன் அவரை கைது செய்ய உத்தரவிட்டான் பின்னர் அவரை கொன்றுவிட முடிவு செய்து பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கினார்கள் ஊர் ஊராக அழைத்துச் சென்றனர் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் ஆரல் வாய்மொழி அருகே உள்ள காற்றாடி மலைக்கு அவரை அழைத்துச் சென்ற வீரர்கள் இயேசுவை மறுதளிக்கச் சொல்லி துன்புறுத்தினார்கள் பதினேழு வகையான கொடிய துன்பங்களை கொடுத்தனர் கயிறு கட்டி தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார் அவரது புண்களில் மிளகு பொடி தூவி சித்திரவதை செய்தார்கள் மூக்கு வழியாக மிளகுத்தூளை செலுத்தி சித்திரவதை செய்தார்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டபோது சாக்கடையை கொடுத்தார்கள் எருமை மாட்டின் மேல் அவரை அரை நிர்வாணமாக அமர வைத்து வீதியில் இழுத்துச் சென்றார்கள் அவரை தரையில் இழுத்துச் செல்லும்போது அவரது முழங்கை பட்டு காற்றாடி மலையில் ஒரு நீரூற்று தோன்றியது அதை தீர்த்தமாக இன்றும் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இது நோய்களை போக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அதிசயம் தொடர்ந்து இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தேவசகாயம் இறப்பதற்கு முன்பும் இறக்கும் தருவாயிலும் பலமுறை ஜெபித்தார் ஆரல்வாய் மொழியில் அவர் பதினைந்து நிமிடம் முழங்காலில் ஜெபித்தார் முழங்காலிட்டு ஜெபித்த இடத்தில் அவர் முழங்கால் தடம் அழியாமல் உள்ளது இன்றும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது சுடப்படுவதற்காக குன்றின் மேல் நிற்க வைக்கப்பட்டார் தேவசகாயம் படைவீரன் துப்பாக்கியை இயக்க முற்பட்ட போது அது இயங்கவல் அது இயங்கவில்லை துப்பாக்கி சரியாக இருந்தது குண்டுகள் இருந்தன ஆனால் இயங்கவில்லை அதை பார்த்த தேவசகாயம் துப்பாக்கியை வாங்கினார் சிலுவை அடையாளத்தை வரைந்தார் அதன் பிறகு துப்பாக்கியை படைவீரனிடம் கொடுத்தார் அவன் சுட்டான் குண்டுகள் அவர் உடலில் பாய்ந்தன அவர் படைவீரனால் சுடப்பட்ட நேரத்தில் பாறைகள் ஒன்றோடொன்று மோதி ஆலய மணி போல் அதிலும் துக்க மணி போல் ஒழித்தன அந்த ஒளியை கேட்டவர்கள் மற்றவர்களிடம் கூற அந்த பாறை மணியடித்தான் பாறை என்றானது இப்போது கூட அந்த பாறையை அடித்தாலும் மணியோசை எழுகிறது தேவசகாயத்தின் உடலில் ஐந்து குண்டுகள் பாய்ந்தன இயேசுவே என்னை காப்பாற்றும் மரியண்ணையே எனக்கு துணையாயிரும் என்று உயிர்விட்டார் மறைசாட்சியாக மறித்த அவருடைய உடலை படை வீரர்கள் வன விலங்குகளுக்கு இரையாக போட்டனர் அவருடைய வீரச்சாவு பற்றிய செய்தி மூன்று நாட்களுக்கு பின் பரவத் தொடங்கியது மக்கள் அவரது உடலில் சில எஞ்சிய பகுதிகளை கண்டுபிடித்தார்கள் அவற்றை மிகுந்த பக்தியுடன் சேகரித்து புகழ்பெற்ற தேவாலயமான கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் பலிபீடத்திற்கு முன்பு நல்லடக்கம் செய்தனர் அவர் மறைந்த பிறகும் அவர் மூலம் இறைவனிடம் வேண்டுதல் செய்தவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்துள்ளன இதனால் அன்று முதல் எல்லா மக்களாலும் மறைசாட்சி தேவசகாயம் புனிதராக கருதப்பட்டு வந்தார் உலகம் முழுவதும் கிறித்தவ மறைபரப்பு பணியில் ஈடுபடுவோர் அப்பணி மட்டுமின்றி உலக மக்களின் நன்மைக்காகவும் பாடுபட்டனர் இறப்பிற்கு பிறகும் அவர்கள் மக்களின் மனதில் இடம் பிடித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வந்தனர் அந்த வகையில் மக்களால் பெரிதும் போற்றப்படும் நபர்களுக்கு உலக கத்தோலிக்கர்களின் தலைமையகமான வாட்டிகன் புனிதர் பட்டம் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்பு பல்வேறு நடைமுறைகள் பின்பற்றப்படும் அந்த நடைமுறைகளுக்கு பிறகு போப்பாண்டவர் இந்த பட்டத்தை வழங்குவார் அந்த வகையில் இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் மக்கள் பணியாற்றிய அன்னை தெரேசா கேரளாவில் கன்னியாஸ்திரியாக இருந்து மறைந்த அல்போன்ஸ் அம்மாள் ஆகியோருக்கு ஏற்கனவே புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது தேவசகாயம் மறைந்தாலும் தன்னை தேடி வரும் மக்களின் இன்னல் போக்க இறைவனிடம் வேண்டி அவர்கள் கேட்ட வரங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனால் தேவசகாயம் புகழும் அவரது புதுமைகளும் பலராலும் பரவசத்துடன் பேசப்பட்டன தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்க வேண்டும் என்று தமிழக கத்தோலிக்க திருச்சபை சார்பிலும் கோட்டார் மறைமாவட்டம் சார்பிலும் இறைமக்கள் சார்பிலும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகமான வாட்டிகனில் உள்ள புனிதர் பட்டமளிப்பு பேராயத்துக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்தன இதைத் தொடர்ந்து அதன் முதல் படியாக மறைசாட்சி தேவசகாயம் முக்தி பேறு பெற்றவர் அதாவது அருளாளர் என கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இரண்டாம் நாளன்று அறிவிக்கப்பட்டது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் திங்கள் ஒன்பதாம் நாளன்று மறைசாட்சி தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்குவதற்கான நாள் அறிவிக்கப்பட்டது அதன்படி வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே திங்கள் பதினைந்தாம் நாள் இந்திய நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மறைசாட்சி தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது போப்பாண்டவர் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார் எண்பத்தி ஐந்து வயதான போப்பாண்டவர் பிரான்சிஸ் முழங்கால் வழியால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் சக்கர நாற்காலியில் வருகை தந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையை நடத்தினார் அதைத் தொடர்ந்து தேவ சகாயத்திற்கு அவர் புனிதர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் இந்தியாவில் ஒரு சாமானிய நபர் புனிதர் பட்டம் பெற்றிருப்பது இதுவே முதல் முறை அந்த வகையில் தேவசகாயம் வரலாறு படைத்திருக்கிறார் தேவசகாயம் அவர்களுடன் சேர்த்து இந்த விழாவில் நான்கு பெண்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஒன்பது மறைசாட்சிகளுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் இந்த விழாவில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் பேசும்போது நமது சகோதர சகோதரிகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதும் சேவை செய்வதும் தான் நமது அழைப்பு ஆகும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அல்லது உலகப்பூர்வமான பெருமைகளை எதிர்பார்க்காமல் நமது வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இயேசுவின் சீடர்களாக இருப்பதும் புனிதமான பாதையில் நடைபெடுவதும் கடவுளின் அன்பின் வல்லமையால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள அனுமதிப்பது ஆகும் என்று குறிப்பிட்டார் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் வாட்டிகனில் நடந்த இந்த விழாவில் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு நிகழ்வு யாதெனில் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிழொழுகும் என தொடங்கும் நமது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அருட்சகோதரிகள் பாடியதாகும் வாட்டிக்கன் விழாவில் புனிதர் பட்டம் பெற்று தேவசகாயம் பெருமை பெற்ற தருணத்தில் தமிழுக்கும் அங்கீகாரம் கிடைத்திருப்பது உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் இதயங்களை குளிர்வித்தது தேவசகாயம் புனிதர் பட்டம் பெறுவதன் மூலம் இந்தியா பெருமை அடைகிறது இந்தியாவின் திருமணமான பொது நிலையினரில் முதல் புனிதர் என்ற பெருமையையும் மறைசாட்சி தேவசகாயம் பெற்றுள்ளார் இந்திய மண்ணில் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மறித்த முதல் இந்திய புனிதர் என்ற புகழும் அவருக்கு கிடைத்துள்ளது இந்தியாவிலிருந்து ஏற்கனவே ஆறு பேர் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் மறைசாட்சி தேவசகாயம் ஏழாவது புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் புனிதரும் இவர்தான் என்பது மேலும் பெருமைக்குரிய செய்தியாகும் நன்றி பெருவிழா ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் அவர் கொல்லப்பட்ட காற்றாடி மலையில் நடந்தது இந்த விழாவில் கார்டினல்கள் பேராயர்கள் ஆயர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புனிதர் தேவசகாயம் வழி நடப்போம் நன்றி வணக்கம்